என் தொலைக்காட்சி வரத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்றது நீ யாரு One stage, they say, that was an upper difference. ஆண்டவனுக்கு மட்டுமே பயப்படுறவன் சேலஞ்சா பேசுறேன் Uppers and uppers and difference. One stage they straight. Uppers and uppers and difference. One stage they straight. Uppers and to Bang! என் சூழ்நிலை காரணமா நான் திமுகவின் ஆளுங்கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் தப்ப பத்திரிகை they suppress and oppress depress. Once take they fight, suppress and oppress depress. Once take they fight, suppress and oppress depress. Once take they fight, suppress and oppress depress. விரைவில் தொலைக்காட்சி வருவேன்